எனக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி கொரோனா டெஸ்ட் பார்த்ததில் பாசிட்டிவ்னு வந்துச்சு ஒரு வாரம் வீட்டிலேருந்தே தமிழ் மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் திடீர்னு ரொம்ப மூச்சு அரைக்க ஆரம்பிச்சு படியில் ஏற முடியல ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்கன்னு எடுத்து பார்த்தேன் எனக்கு இதில் வந்து லங்ஸில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சளி வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொன்னாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல் இடம் கிடைக்கல அதனால் நார்வூரில் சொந்தக்காரங்க மனுவேல் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதில் அட்மிட் பண்ணாங்க போகும்போது ஆம்புலன்ஸில் உட்காந்து தான் போனேன் ஆக்சிஜன் போட்டு போங்க அப்படின்னாங்க போகிறதுக்கு ஜம் பண்ணது பண்ண பிரதர்கிட்ட பிரதர் ஜம் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேனு போட்ட கத்தை திருக்கி போட்டார் உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க விசுவாசத்தோடு ஆம்புலன்ஸில் போகும்போது ஆக்சிஜன் மாஸ்க் போட சொன்னாங்க நான் போடாமல் தான் உட்காந்து போனேன் அங்கே போய் அவங்க ஆக்சிஜன் லெவல் பார்க்கும்போது செவன்ட்டி இருக்குனாங்க ஐசியூவில் சேர்த்தாங்க ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு படுக்க வச்சாங்க புது இடங்கிறனால எனக்கு கொஞ்ச நேரம் தூக்கம் வரல நல்லா தூங்கிட்டேன் காலையில் ஒரு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஆக்சிஜன் மாஸ்க் போடாமலே எனக்கு நல்ல சுவாசிக்க முடிஞ்சுது கடவுள் எனக்கு ஒரு அற்புத சுகத்தை அன்னைக்கு கொடுத்துட்டாரு பிறகு ஒரு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அடுத்த ஞாயிற்றுமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன் ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு மாஸ்க் போட்டாலும் ஒன்றும் போடாட்டாலும் ஒன்றும் தெரியல நர்ஸு கூட மாஸ்க்கை போடுங்கன்னு சொல்லுவாங்க மாஸ்க் போடாட்டாலும் எனக்கு அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார் எனக்காக ஜெபம் பண்ண க பிறந்தருக்கு ரொம்ப நன்றி கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருவிக்காக கொடான ஓடி சோத்திரம் இது நம்முடைய அப்பா ஏசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்தின் மகத்தான வல்லமையின் கிரியையாக இருக்குதுங்க ஐயாவினுடைய மகள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க the doctors did not give much hope doctors அவ்வளவு நம்பிக்கை கொடுக்கல அவங்க சொன்னாங்களா they said they will shift him to ventilator if necessary தேவைப்பட்டா வென்டிலேட்டர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாத்திரமல்ல அவருக்கு பிபி இருக்கு அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல அவருக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்கு இவை எல்லா நெகட்டிவ்ஸ் மத்தியிலும் ஆண்டவர் ஐசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையுள்ள அற்புதத்தின் தொடுதலை அவர் மேல நீட்டி அந்த லங்ஸை சுகமாக்கி அவருக்கு தம்முடைய விடுதலையின் அற்புதத்தை செய்து அவரை ஆண்டவர் இன்றைக்கு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாருங்க ஹால லூயா கைகளை தட்டி ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க உங்களுடைய வியாதி இல்ல நீங்க எந்த சூழ்நிலையில் இப்பொழுது இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் தம்முடைய வல்லமையினால என் ஏசு கிறிஸ்து என் ஏசு கிறிஸ்து என் ஏசு கிறிஸ்து செய்ய அற்புதம் உள்ளவராக இருக்கிறார் ஹால லூயா